அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரது ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை ஏகாதேசி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய தினத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மே மாதம் பிறக்கின்றது ஆங்கில மாதங்களில் ஐந்தாவதாக வருவது இந்த மே மாதம் இந்த மே மாதத்தில் கத்திரி வெயில் சுட்டெரிக்கும் சூரியன் உச்சமாகின்றார் செவ்வாய் வக்ரமாகின்றார் இந்த மே மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு சூரியன் குரு புதன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் செவ்வாய் துலாத்தில் கேது கும்பத்தில் சனி பகவான் என இந்த மே மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன மேலும் மே மூன்றாம் தேதி சுக்கரன் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் மே பனிரெண்டாம் தேதி செவ்வாய் கடகராசியில் வக்கரமாகின்றார் மே முப்பதாம் தேதி சுக்கரன் கடகராசிக்கு செல்கின்றார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த மே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மிதன ராசியில் சுக்கரன் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் இருப்பது யோகம்தான் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டில் இருந்து அனுகூல தகவல் கிடைக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் மேலும் மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருக்கு அது சொந்த வீடு என்பதால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை கொடுக்கலாம் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இது அடிக்கடி உடல்நிலை தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் வாகன பயணங்களின் பொழுது கவனம் தேவை வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது மேலும் மே பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருவது நன்மைதான் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடல் நலமும் மனநலமும் சீராகும் செவ்வாய் நீச்சம் பெறுவதோடு சனியையும் பார்ப்பதால் சில சமயங்களில் திடீர் விரயங்களும் சொத்து வாங்கும் முயற்சியில் தடைகளும் வந்து சேரும் அதிலிருந்து விடுபட அங்காரக வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் பதவிகளும் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு தடையின்றி வரும் கலைஞர்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் அறிவுரையை ஏற்று நடப்பது நல்லது பெண்களுக்கு விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் தேவையான பணம் வந்து சேரும் பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகளை மேல் அதிகாரிகள் வழங்குவார்கள் மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கின்றார் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாகும் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய மூன்று இடங்களிலும் பதிகின்றது எனவே அந்த இடங்கள் புனிதமடைந்து அதற்குரிய ஆதிபத்தியங்கள் சிறப்பாக நடைபெற போகின்றது குறிப்பாக கடன் சுமை குறையும் ரண சிகிச்சை செய்தே குணமாக்க முடியும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்பொழுது சாதாரண சிகிச்சையே போதும் என்று சொல்வார்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும் கூட்டு முயற்சியில் இருந்து விடுபட்டு தனித்து தொழில் தொழில் செய்ய நினைப்பீர்கள் இந்த மீனராசி மாணவர்கள் படிப்பை கண்ணாக மதிப்பீர்கள் மனப்பாட சக்தி அதிகரிக்கும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் படிப்பில் கெட்டிக்காரத்தனமாக இருப்பதால் பெற்றோர்கள் அடிக்கடி பரிசு பொருட்களை வாங்கி தருவார்கள் மற்றவர்களிடம் உங்கள் பெருமையை எடுத்துச் சொல்வார்கள் நீட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் வகுப்புகளில் சேர்ந்து படிப்பீர்கள் விளையாட்டில் சிறப்பு பரிசு பதக்கம் சான்றிதழ் கிடைக்கும் படிக்கும்போது உங்களுக்கு நட்பான மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் பாட்டு கவிதை பேச்சு போட்டியில் சேர்ந்து வெற்றியும் பெறுவீர்கள் மாணவ பருவத்தில் சகலகலா வல்லவர்களாக திகழ்வீர்கள் மேற்படிப்பிற்காக விடுதியில் தங்கி படிப்பீர்கள் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பும் அமையும் இந்த மீனராசி பெண்கள் குடும்பம்தான் முக்கியம் என நினைப்பீர்கள் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றுவீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு மிகுந்த உதவியாக இருப்பீர்கள் திருமணம் கூடி வரும் மனம் கவர்ந்த கணவராகவும் கணவர் பேச்சை தட்டாதவராகவும் செயல்படுவீர்கள் கோவில் ஷாப்பிங் என அடிக்கடி கணவருடன் வலம் வருவீர்கள் பாட்டு சங்கீதம் பரதம் கற்றுக்கொள்வீர்கள் ஆசிரியர் பணி கிடைக்கும் பட்டிமன்றம் மேடை பேச்சில் வல்லவராக இருப்பீர்கள் பிள்ளை பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுப்பீர்கள் அரசியலில் ஈடுபட முடிவு எடுப்பீர்கள் சட்டம் பயில்வீர்கள் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் கணவர் மிகுந்த ஒத்துழைப்பை கொடுப்பார் மீனராசி தொழிலாளர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் அது குல விருத்தியை தரும் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்கி விடுவீர்கள் சக தொழிலாளர்களுக்கு பல உதவிகள் செய்வீர்கள் அதனால் உங்கள் நட்பை அனைவரும் விரும்புவார்கள் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுப்பீர்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் என நினைப்பீர்கள் விவசாயம் சிறப்பாக கை கொடுக்கும் விவசாய நிலம் வாங்குவீர்கள் விவசாயம் செய்ய டிராக்டர் வாங்குவீர்கள் இந்த மீனராசி கலைஞர்கள் கலை பக்தியோடு பயணிப்பீர்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் இணைப்பீர்கள் சாதனைக்கு உரிய வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும் மிகப்பெரிய கலைக்குழுக்களை உருவாக்குவீர்கள் பலருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பீர்கள் சமூக வலைதளம் மூலம் பலரின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவீர்கள் எதிர்பாராமல் சினிமா தொலைக்காட்சி வாய்ப்புகள் கிடைக்கும் குரல் வளம் சிறப்பாக இருக்கும் பின்னணி குரல் கொடுக்கலாம் மீனராசி அரசியல்வாதிகள் சினிமா மீடியா புகழை வைத்து மெதுவாக அரசியலில் எட்டி பார்ப்பீர்கள் கொள்கை விளக்க பேச்சாளர்களாக ஆரம்பிப்பீர்கள் உறவினர்கள் பலர் அரசியலில் இருப்பதால் பல காரியங்களில் விஐபி மூலம் சாதித்துக் கொள்வீர்கள் சிலர் அமைச்சர் மாவட்ட செயலாளருக்கு எதுவாக டிரைவராக பணியாற்றுவீர்கள் எப்படியாவது அரசியல் செல்வாக்கை அடைய முற்படுவீர்கள் வெற்றியும் காண்பீர்கள் இந்த மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு குபேர யோகம் அளிக்கும் மாதம் இந்த மே மாதம் வீட்டில் வடக்கு நோக்கி குபேரன் படம் வைத்து வழிபடுங்கள் எந்த வேலை பார்த்தாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும் மறைமுக தன வருவாய் வரும் வருமானத்தை சேமிப்பாக உருவாக்குவீர்கள் சொந்த பந்தம் நண்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பீர்கள் திருமண யோகம் உருவாகும் மனைவியின் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும் மனைவிக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் சுற்றுலா செல்வீர்கள் மனம் கவர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்து மகிழ்வீர்கள் அரசியலில் சேர்ந்து பேச்சாளராக வலம் வருவீர்கள் பல வியப்புகளை சந்திப்பீர்கள் அரசு வேலை கான்ட்ராக்ட் கிடைக்கும் இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப பொறுப்புகளை அன்பாக தூக்கி சுமைப்பீர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு வழியை காட்டுவீர்கள் தங்கைக்கு நல்ல வரன் பார்த்து உங்கள் செலவில் திருமணம் செய்து சீர் சீரா விளையாட்டு எல்லாம் செய்வீர்கள் வேலை மாற்றம் உண்டு அதிக சம்பளம் கிடைக்கும் நகைகள் நவீன ஆடைகள் வீட்டு உபயோக பொருட்கள் என வாங்கும் தன்மை அதிகரிக்கும் நண்பர்களுக்காக பல உதவிகளை செய்வீர்கள் பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் செய்து அவர்களை சிறப்பாக பார்த்துக் கொள்வீர்கள் தொழில் விஷயமாக வெளிநாடு சென்று பல வாடிக்கையாளர்களை நேரில் சந்திப்பீர்கள் அவர்கள் நிறை குறைகளை தீர்த்து வைப்பீர்கள் வசூல் சிறப்பாக இருக்கும் இந்த மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த காலம் இந்த மே மாதம் நன்றாக சம்பாதிப்பீர்கள் அதிக செலவு செலவு செய்வீர்கள் காதல் திருமணத்தில் முடியும் மனைவியும் நன்றாக சம்பாதிப்பார் வெளிநாட்டு வேலை முயற்சிகள் அனுகூலமாக அமையும் தேவையான விசா கிடைக்கும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளை கவனத்துடன் வளர்ப்பீர்கள் அரசியலில் நுழையலாம் அரசு வேலை கான்ட்ராக்ட் கிடைக்கும் சினிமா துறை சான்ஸ் கிடைக்கும் பத்து வருடங்கள் மேல் வேலை பார்த்தவர்கள் சொந்தமாக தொழிலை ஆரம்பிக்க முன் வருவீர்கள் சொந்தமும் நண்பர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் தொழில் படிப்படியாக நல்ல வளர்ச்சியை பெற்று நல்ல வருவாயையும் கொடுக்கும் சிலருக்கு நீங்களும் வேலை கொடுப்பீர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவி தேவிக்கு மாலை சாற்றி வழிபடுங்கள் திருமணம் நடக்கும் திருப்பத்தூர் பிரம்மாவுக்கு நீங்கள் பிறந்த கிழமை என்று ஜாதகம் வைத்து வழிபடுங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் இந்த மீனராசி உத்ராட நட்சத்திர அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சித்தர் வழிபாடு செய்யுங்கள் உடல் கஷ்டம் விலகும் தெப்பக்குளம் அருகே உள்ள மாரியம்மனை தினமும் மல்லிகைப்பூவும் மாலை சாற்றி வழிபடுங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரம் அன்று ஸ்ரீ சனீஸ்வரருக்கு எட்டு தீபம் ஏற்று வழிபடுங்கள் உடல் கஷ்டம் மன கஷ்டம் விலகும் புதன்கிழமை ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள் செல்வம் சேரும் சுபகாரியம் நடக்கும் சுபம் சுபம் சுபம்